ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது Sriram welcome back to my channel நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Polygon Strattos S two twenty twenty one edition தான் பார்க்க போகிறோம் இது வந்து நியூஸ்ட் எடிஷன் இது வந்து six zero six one ALX aluminium frame build பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்குது அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இந்த ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏசிஎக்ஸ் கார்பன் ஃபோக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ரிஜிட்டாகவும் இருக்கும் அது சேர்ந்து வைப்ரேஷன் நல்லா டேம் பண்ணுது ட்ரை டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி டூ தௌசண்ட் ட்ரை ரைஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அதுமாதிரி கிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவில் அவுன்ஸோட ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபோர் டீத்தில் கொடுத்துருக்காங்க அப்புறம் ட்ரைலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா eleven thirty teeth bottom bracket வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவிலோட BSA threaded two piece tank shift தான் கொடுத்துருக்காங்க இதனால் ஷிஃப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R two thousand integrated shift தான் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங் அண்ட் ஷிஃப்டிங் சேர்ந்து வரும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஷிஃப்டிங் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது இது வந்து என்டிடி ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்போது அந்த ஹேண்டில் பார் சைஸ் வந்து four hundred to four twenty MM differ ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ட்ராவோட பிரேக் அவங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது நைஸ் பிரேக்கிங் பைட்டோட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆல் அலாய் ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க சி ஜீரோ ஃபோர் அலாய் அலாயில் மேட் மேக் பண்ணியிருக்காங்க இந்த வீல்ஸை seven hundred into twenty three C wheels quick release வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல்லாம் கொடுத்துருக்காங்க அஸ் வெல் குக்கரிஸ் வந்து சீட் போஸ்ட்டு கிடையாது ஒரு டிசப்பாயின்மெண்ட் அது சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்டீரியோட சீட் தான் கொடுத்துருக்காங்க மாடரேட்லி கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் டியூவல் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டர்னல் கேபிள் ரோட்டிங் கொடுத்துருக்காங்க சமயம் சைக்கிள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்குது அது சமயம் கேபிள்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது இன்டர்னல் கேபிள் ரோட்டிங்க்கு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைக்கிளில் வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா ரோட் சைக்கிள் மட்டும் இல்லை எல்லா சைக்கிளோட ப்ரைஸும் ஹையாக தான் இருக்குது இந்த டைமில் ஒரு around fifty thousand plus Claris groups Claris குரூப்ஸோட வர சைக்கிள்னால் பாலிகர் ஸ்டேட்டஸ் எஸ் டூ மட்டும்தான் one of the best option இப்போ இந்த டைமில் one of the best option சொல்லுவேன் ஸோ ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்